கள்ளக்காதல் தகராறில் பெண் வனக்காவலரை கழுத்தை நெரித்து கொலை செய்த போலீஸ்காரர் மதுரை கீரைத்துறை போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டைந்தார் மதுரை அனுப்பானடி ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்தவர் திருமுருகன் மதுரை பட்டாலியனில் போலீஸ்காரர் இவரது மனைவி மனோசித்ரா ஒரு குழந்தை உள்ளது தேனி மாவட்டம் போடியில் வசித்தவர் சரண்யா தேனியில் வனக்காவலராக பணிபுரிந்தார் இவரது கணவர் இரு ஆண்டுகளுக்கு முன் இறந்தார் சரண்யா தன் இரு குழந்தைகளையும் மதுரையில் உள்ள தன் பெற்றோர் பராமரிப்பில் விட்டு போடியில் வாடகை வீட்டில் வசித்தார் சரண்யா கணவர் இறந்த பின் வனத்துறை பணியில் தேர்வு பெற மதுரையில் உள்ள பயிற்சி மையத்தில் படித்தார் அங்கு போலீஸ் வேலைக்காக திருமுருகனும் படித்தபோது இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்டுள்ளது தேர்வில் வெற்றி பெற்ற சரண்யா வனக்காவலராகவும் திருமுருகன் போலீசிலும் சேர்ந்தனர் திருமுருகன் அடிக்கடி சரண்யாவை பார்க்க போடிக்கு சென்று வந்தார் இதையறிந்த அவரது மனைவி மனோசித்ரா ஓராண்டாக கணவரை பிரிந்து வாழ்கிறார் நேற்று முன்தினம் இரவு திருமுருகன் போடி வந்து சரண்யாவிடம் திருமணம் செய்து கொள்ளலாம் என வற்புறுத்தியுள்ளார் பெற்றோர் சம்மதிக்காததால் திருமணம் வேண்டாம் என சரண்யா கூறியுள்ளார் இதனால் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த திருமுருகன் சரண்யாவை கழுத்தை நிறுத்து கொலை செய்தார் நேற்று மதுரை கீரைத்துறை போலீஸ் ஸ்டேஷனில் திருமுருகன் சரணடைந்தார் தகவலறிந்து போடி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சரண்யாவின் உடலை மீட்டு பரிசோதனைக்கு அனுப்பினர்